ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோ ரெண்டா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டேப் டிப் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க ஓகே ஸோ இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குற ட்ரிப்பு எல்லாத்தையுமே நீங்கள் செட்டிங்ஸ் பூராமே அப்படியே செட்டிங்ஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸ் சி செட்டிங்ஸுங்க பாருங்கள் உங்கள் கேம் பிளே தரமான லெவலில் மாறிட்டுருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் ஃபோனை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுங்க அப்படியே வந்துட்டு வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா கேஸ் ஓகேவா ஓகேவா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேவா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய அபவுட் ஃபோன் அப்படிங்கிற செக்ஷனுக்கு ஓப் ஓப்பன் பண்ணிங்கன்னா சா சாரி நான் சர்ச் பட்டனை தொட்டேன் ஓகேவா ஸோ அபவுட் ஃபோன் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போயிருங்க அடுத்தது MIUI version for Poco அப்படின்னு வந்துட்டு எனக்கு இருக்குது உங்களுக்கு வந்து என்ன ரெட்மி ஃபோன்னா இப்படி இருக்கும் இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு பில்டு நம்பர் அப்படின்னு வந்துட்டு இருக்கும் ஓகேவா ஸோ அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி சர்ச் பண்ணி இல்லைனா அதை தொடுங்க ஓகேவா ஸோ எனக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு இருக்கும் ஓகேவா அதை தொட்டோன்னே செவன் டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும் ஓகேவா டெவலப்பர் ஆப்ஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா விண்டோஸ் அனிமினேஷன் ஸ்கேல் அப்படின்னு வந்துட்டு இருக்குது விண்டோஸ் அனிமினேஷன் ஸ்கேல் எல்லாமே வந்துட்டு five X five X five X dot five X அப்படின்னு வந்துட்டு அதை வந்து வச்சுருக்கேங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஸ்மாலஸ்ட் வித்துட்டு ஸ்மாலஸ்ட்